வணக்கம் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய கோட்டா காட்டன் சாரீஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை பார்த்துடலாம் sari number four double nine சாரியுடைய நம்பர் ஃபோர் டபுள் நைனுங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து காப்பர் கலர் சரி யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அதுவும் டாப் அண்ட் பாட்டம் பார்டர் வரக்கூடிய சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து பிளாக் அண்டு வைலட்டு மிக்சிங் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வைலட்டே நல்லா டார்க்காக இருக்கும் ப்ளவுஸ் வந்து டிசைனர் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு காப்பர் ஜரியில் ஒர்க் இருக்கும் ஸோ யூஸ்வலாக ஆக்சுவல் இந்த சாரீஸுடைய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பட் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அதாவது ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே நம்ம இதை கொடுக்குறோம் அளவு ரெண்டியாக ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம கொடுக்குறோங்க அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி சவுத் இந்தியா நார்த் இந்தியாவாக இருந்தாலும் சரி நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ண முடியுங்க Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குது எந்த ஆப்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிகாஸ் இப்போ இந்த வீடியோலேயே நம்ம நியர்லி டென் சாரீஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் ஒவ்வொரு சாரியுமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அப்படிங்கும்போது அட் அ டைம்லேயே வந்து ரெண்டு மூணு பேமெண்ட் வந்து சேம் அமௌண்ட் வரும் அப்படி இருக்கும்போது அமௌண்ட்டை மட்டும் வச்சு எங்களால் செக் பண்ண முடியாதுங்க இப்போ நீங்கள் பார்க்குற சாரியுடைய நம்பர் ஃபைவ் ஹண்ட்ரட் சாரியுடைய number five double zero price வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கலர் ப்ளூங்க next sari sari number five zero one இந்த சாரியுடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலர் ஸோ இந்த சாரியோட மெட்டீரியல்னு பார்த்துட்டிங்கன்னா கோட்டா காட்டன் ஸோ கோட்டா அப்படிங்கும்போது சிந்தட்டிக் சிந்தட்டிக் அண்ட் காட்டன் இந்த ரெண்டு ஃபைபர்ஸ் மிக்சிங்கில் மேக் பண்ணியிருக்கக்கூடியது இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா மிஷின் மேடு தாங்க டிசைனர் ப்ளவுஸ் இந்த சாரிலையுமே வந்துடுது top and bottom border and designer blouse அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து பெனிஃபிட்டுங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அண்ட் இது எல்லாமே நார்மல் வாஷ் பண்ணக்கூடிய சாரீஸ் தாங்க ஸ்டார்ச் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க அது உங்களுக்கு பியூர் காட்டனாக இருக்கும்போது தான் ஸ்டார்ச் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸ்டிஃப்னஸ்க்காக இந்த கோட்டா காட்டன் சாரீஸ்க்கு வந்து ஸ்டார்ச் யூஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க sari number five zero two இதுலேயும் designer blouse colour maroon colour so almost எல்லா சாரிலையுமே டாப் அண்ட் பாட்டம் பார்டரும் வந்துடும் அண்ட் ஆல்சோ காப்பர் கலர் சரிங்கிறதுனால நான் அதை மட்டும் ரிப்பீட் பண்ணலைங்க அண்ட் இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் இந்த வீடியோவில் வரக்கூடிய சாரியுடைய பிக்சரோ அல்லது வீடியோவோ எடுத்துகிட்டு வந்து ஷாப்பில் நேரில் கேட்டிங்க அப்படின்னா இந்த சாரீஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்காதுங்க மேபி ஒன் ஆர் டூ அவைலபிளாக இருந்தது அப்படின்னா அந்த சாரீஸை நம்ம ஷோ பண்ணலாம் அவைலபிள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக காட்ட முடியாதுங்க sari number five zero three இதோடைய கலர் பர்பிள் சாரீஸ் உடைய offer price thousand five hundred rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இந்த சாரீஸை புக் பண்ண முடியும் சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும் இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுடைய லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோலையுமே தமிழில் தான் நம்ம வந்து ஆடியோ இருக்கும் ஆனால் சப்டைட்டில் கீழே பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கிலீஷில் இருக்குங்க நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே பார்த்துட்டிங்கன்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ் இது தாங்க ப்ரிஃபரன்ஸு ஸோ மற்ற ஹிந்தி தெலுங்கு கன்னடா கூட லிட்டில் பிட் ஓகேங்க பட் ஆனால் தெலுங்கு அண்டு கன்னடா வந் சாரி ஹிந்தி வந்து எங்களுக்கு தெரியாது ஸோ அந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்களும் இங்கே இல்லை ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது கொஞ்சம் காமனாக இருக்கிறதுனால நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுக்கும் பரவாயில்லைங்க மேக்ஸிமம் வாட்ஸ்அப் மெசேஜஸ்மே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் கான்வர்சேஷனில் தான் இருக்கும் ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறதுனால பியூர் கிராமட்டிக்கலாக வந்து நம்ம பேசுவோம் அப்படிங்கிறது இல்லைங்க கம்யூனிகேஷனுக்காக தான் ஸோ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரிஞ்சால் போதும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய இங்கிலீஷ் கான்வர்சேஷனும் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது லைட் கலர் எல்லோ கலருங்க சாரியுடைய colour light yellow colour sari number five zero four அடுத்து ஃபைவ் ஜீரோ ஃபைவ் சாரியுடைய number five zero five so இந்த சாரியுடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா பர்பிள் கலர் இதுலேயுமே உங்களுக்கு ஃபுல்லாக டிசைனர் ப்ளவுஸ் ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரீ உங்களுக்கு டேமேஜாக வந்தாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சரி இல்லாமல் வேறு சாரி வந்தாலோ தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க ஒரே வீடியோவாக இருக்கணும் கட் வீடியோவாக இருக்கக்கூடாது கலருக்கோ குவாலிட்டிக்கோ வந்து ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ கம்பல்சரி ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பாருங்கள் வீடியோவில் நம்ம கலர்ஸ் சொல்லியிருக்கோம் மோஸ்ட்லி எல்லா கலர்ஸுமே வந்து இங்கிலீஷில் தான் சொல்கிறோம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஆல்சோ இங்கிலீஷில் தான் நம்ம சொல்கிறோம் சப்டைட்டிலையும் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது டபுள் ஷேடில் வருதுங்க மஸ்டர்ட் எல்லோவும் லெமன் எல்லோவும் மிக்ஸான கலரில் இருக்குது டிசைனர் ப்ளவுஸோடு வந்துடுது டாப் அண்ட் பாட்டமில் பார்டர் வந்து உங்களுக்கு சின்ன பார்டராக வரும் next sari sari number five zero seven இதுவே உங்களுக்கு லைட் கலர் தாங்க டிசைனர் ப்ளவுஸ் வாட்ஸ்அப்பில் சேரீ கோடு சென்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இந்த சாரீ வேணும்னா மட்டுமே புக் பண்ண சொல்லுங்கள் அண்டு ஃபர்தராக வந்து மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணுங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் சாரீஸ் வந்து ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ண முடியாதுங்க maybe one or two hours வந்து ஹோல்டு பண்ணலாம் அதுக்கும் மேலே வந்து ஹோல்டு பண்ண முடியாதுங்க sari number five zero eight இது வந்து பிளாக் காம்பினேஷனோட தாங்க வருது பிளாக் அண்டு ப்ளூ மிக்சிங்கில் இருக்குது ஸோ இந்த ப்ளூங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ளூ தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற ஆஃபர் ப்ரைஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குதுங்க ப்ரீபேமெண்ட்டில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அண்டு வாட்ஸ்அப் புக்கிங் நம்பரில் என்ன டைம்லேருந்து என்ன டைம் வரைக்கும் ரிப்ளை இருக்குன்னா மார்னிங் டென் ஏஎம்லேருந்து evening six or six thirty PM வரைக்குங்க சம்டைம்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் சம்டைம்ஸ் வந்து சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் வரக்கூடிய மெசேஜஸ்க்கு நம்ம ரிப்ளை கொடுப்போம் அதுக்கு மேலே அதாவது ஆஃப் ஆஃப்டர் சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் வரை அதுக்கு மேலே வரக்கூடிய மெசேஜஸ்க்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தாங்க ரிப்ளை வரும் அதே மாதிரி டிஸ்பேச் பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே டிஸ்பேச் வந்து இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணுறீங்க before five o'clock payment பண்ணிடுறீங்க அப்படின்னா அந்த சாரீ பார்சல் வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் தான் டிஸ்பேச் ஆகும் ஈவினிங் டிஸ்பேச் பண்ணிட்டோம்னா அதோடைய கொரிய ஸ்லிப்பை அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் தாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் sari number five zero nine colour வந்து க்ரீன் கலர் இதுலேயுமே உங்களுக்கு டிசைனர் ப்ளவுஸ் வந்துடுது ஸோ இப்போ பார்த்த இந்த சாரீஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சாரீ கூட சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்